லினக்ஸில் Eclipse ஐ நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இந்த tutorialல் Eclipse ஐ Ubuntu மற்றும் Red Hat இயங்கு தளங்களில் நிறுவுவதைக் கற்கலாம் இந்த tutorial க்காக Ubuntu 1110 ஐ பயன்படுத்துகிறோம் இந்த tutorial பின்பற்ற இணைய இணைப்பும் லினக்ஸில் டெர்மினல் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும் நீங்கள் root access அல்லது sudo permission ஐயும் வைத்திருக்க வேண்டும் root அல்லது sudo பற்றி தெரியவில்லையானால் கவலை வேண்டாம் tutorial ஐ தொடரலாம் proxy இணைய இணைப்பு எனில் proxy க்கு நீங்கள் access உரிமை வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் இது தொடர்பான tutorial களை எங்கள் வலைத்தளத்தில் காணவும் காட்டியுள்ள commands ஐ பயன்படுத்தி Ubuntuவில் Eclipse ஐ நிறுவுவோம் மேலும் ரெட் Hat ல் செய்ய தேவையான சிறு மாற்றங்களையும் கற்போம் டெர்மினலை திறப்போம் Ctrl Alt மற்றும் T ஐ அழுத்துக இது Ubuntuவில் டெர்மினலை திறக்கும் proxy கொண்ட இணைய இணைப்பு எனில் அதை டெர்மினலில் அமைக்க வேண்டும் proxy என்பது என்னவென தெரியவில்லை எனில் அது இல்லாத இணைய இணைப்பில் நீங்கள் இருக்கலாம் எனவே இந்த படியை விட்டுவிடலாம் proxy ஐ பயன்படுத்துபவர்கள் அதை அமைக்க வேண்டும் இரண்டு வகை proxyகள் உள்ளன ஒன்றுக்கு நேம் மற்றும் பாஸ்வேர்ட் தேவை மற்றொன்றுக்கு தேவையில்லை தெரிந்தவர்களிடம் கேட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய proxy வகையை கண்டுபிடிக்கவும் sudo space hyphen S password கேட்கப்படுகிறது அதை கொடுக்கவும் பாஸ்வேர்டை உள்ளிடும் போது அஸ்டரிஸ்க் போன்ற குறியீடு எதுவும் தோன்றவில்லை என்பதை கவனிக்கவும் என்டர் செய்க ப்ராம்ப்ட் குறியீடு டாலரில் இருந்து ஹாஷ் என மாறியுள்ளதை கவனிக்கவும் இப்போது எழுதுக export space http proxy equal to http colon double slash tsuser colon tspwd at 10.24.0.2 colon 8080 கமாண்டில் tsuser என்பது proxy authentication யூசர் username டிஎஸ்பியூடி என்பது பாஸ்வேர்ட் மதிப்புகளை உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்ளவும் 10.24.0.2 என்பது proxy இன் ஹோஸ்ட் அட்ரெஸ் 8080 என்பது போர்ட் நம்பர் இந்த தகவல்களையும் ஏற்றாற்போல மாற்றிக்கொள்ளவும் Enter செய்க சில நேரங்களில் நெட்வொர்க் க்கு ஆதென்டிகேஷன் தேவைப்படாது அப்போது யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் பகுதியை காலியாக விட்டுவிடலாம் என் ப்ராக்ஸிக்கு க்கு authentication தேவையில்லை என்பதால் இந்த தகவல்களை நீக்குகிறேன் குறியை அழுத்தி முன் command ஐ பெற்று யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ நீக்குவோம் Enter செய்க இந்த கமாண்டுகள் எச்டிடிபி proxy ஐ அமைக்கிறது எச்டிடிபிஎஸ் proxy ஐ அமைக்க நமக்கு தெரியும் மேல் அம்புக்குறியை அழுத்தி முன் command ஐ பெற்று http ஐ https என மாற்ற s ஐ சேர்த்து enter செய்க வெற்றிகரமாக proxy ஐ அமைத்துவிட்டோம் சாதாரண prompt க்கு வர control D ஐ அழுத்துவோம் திரையை துடைக்க clear என எழுதி enter செய்வோம் இப்போது Eclipse ஐ நிறுவுவோம் எழுதுக sudo space apt hyphen get space update. இந்த கமாண்ட் கிடைக்கக்கூடிய அனைத்து சாஃப்ட்வேர்களின் பட்டியலை கொண்டு வருகிறது Enter செய்க இணைய இணைப்பின் வேகத்தை பொறுத்து சாஃப்ட்வேர் பட்டியலை கொண்டுவர நேரம் எடுத்துக்கொள்கிறது டெர்மினல் டாலர் ப்ராம்ட்டுக்கு க்கு வரும்போது அந்த செயல் முடிகிறது திரையை துடைக்க கிளியர் என எழுதி enter செய்வோம் எழுதுக sudo space apt hyphen get space install space Eclipse பின் enter செய்க இந்த கமாண்ட் கணினியில் Eclipse ஐ கொண்டுவந்து நிறுவுகிறது needs to give 10.8 MB என்ற வரியை கவனிக்கவும் உங்கள் கணினியை பொறுத்து இந்த எண்ணிக்கை வேறுபடும் இணைய இணைப்பை பொறுத்து packages கொண்டு வரும் நேரமும் வேறுபடும் prompt y or n y ஐ இட்டு enter செய்க தேவையான அனைத்து பேக்கேஜ்களும் தரவிறக்கப்பட்டு கணினியில் அன்பேக் செய்யப்படுகிறது டெர்மினல் டாலர் prompt க்கு வரும்போது நிறுவுதல் முடிகிறது எக்லிப்ஸ் நிறுவப்பட்டு கணினியில் உள்ளதா என உறுதி செய்யலாம் Alt F2 ஐ அழுத்தி dialog box எக்லிப்ஸ் என எழுதி Enter ஐ தட்டுக. இது எக்லிப்ஸ் application ஐ துவக்கும். எக்லிப்ஸ் நிறுவப்பட்டிருக்கவில்லை எனில் இது application ஐ திறக்காது. Workspace லான்ச்சர் prompt ஐ பெறுகிறோம். மேலும் செல்ல OK ஐ சொடுக்கவும். வெல்கம் டு எக்லிப்ஸ் பக்கத்தை பெறுகிறோம் இது Eclipse ஐ வெற்றிகரமாக கணினியில் நிறுவிவிட்டோம் என சொல்கிறது Ubuntu ஐ போலவே Eclipse ஐ நிறுவும் செயல்முறை Debian, Kubuntu மற்றும் Xubuntu க்கும் ஒன்றே Red Hat ல் Eclipse ஐ நிறுவும் முறை Ubuntu ஐ போலவே கொண்டு வந்து நிறுவும் commands மட்டுமே வேறுபடும் Software softwareன் பட்டியலை கொண்டுவர பயன்படுத்துவது sudo space yum space update Eclipse ஐ நிறுவ பயன்படுத்துவது sudo space yum space install space eclipse Fedora CentOS மற்றும் SUSE Linuxல் எக்லிப்ஸ் நிறுவலுக்கான செயல்முறை Red Hat போன்றதே இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது அது அதுபோன்ற இயங்கு தளங்களிலும் மற்றும் ரெட் அது அதுபோன்ற இயங்கு தளங்களிலும் Eclipse ஐ நிறுவுவதை பார்த்தோம் இப்போது அசைன்மென்ட் Eclipse ஐ நிறுவ ஒரே மாதிரி வழிமுறையைக் கொண்ட இயங்கு தளங்களை கண்டறியவும் Spoken Tutorial Project பற்றி மேலும் அறிய இந்த இணைய இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது spoken tutorialorg nmeict intro மூலப்பாடம் டேலன்ட் ஸ்பிரின்ட்